ஆர்வத்தினால் ஒரே வார்த்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் மம்தா பானர்ஜி சொல்லுகிறார் You are not a Prime Minister of India. It is a state of United India. Say, you are not a Prime Minister, you are a United Indian Prime Minister.